வணக்கம் நண்பர்களை நான் இப்போது சொல்ல போகும் கதையின் தலைப்பு உழைப்பே உயர்வு வாங்கள் கதைக்குள் செல்லலாம் ஒரு சின்ன ஒரு அரசன் வேட்டைக்கு சென்றிருந்தாலாம் இரவு பொழுது ஆகியவுடன் தன்னால் பயணிக்க முடியவில்லை என்று சொல்லி ஒரு அந்த இடத்தில் தன் குதிரை குதிரையை நிப்பாட்டி விட்டு நெசவாளி வீட்டிற்கு அடைக்கலம் கேட்டு போகிறான் உடனே அந்த நெசவாளிக்கு தெரியாதாம் அது ஒரு அரசன் என்று ஒரு வேட்டைக்காரன் வந்திருப்பான் அடைக்கலம் தானே கொடுத்து விடுவோம் என்று நினைத்த அந்த நெசவாளி அடைக்கலமும் கொடுத்து விடுவார் காலையில் எழுந்த அரசர் அவ நெசவாளியை பார்த்து கொண்டிருப்பார் அப்பொழுது அவன் நூல் கோர்த்து கொண்டிருப்பான் அவன் கையில் இருந்த இடது கயிறை பார்த்து அரசன் கேட்டானாம் இது என்ன உன் இடது கையில் கயிறு என்று கேட்டவுடன் அந்த நெசவாளி சொன்னான் அப்புறத்தில் என் குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கு தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கிறது அவன் அழுகும் பொழுது இந்த கயிறை ஆட்டி அந்த தொட்டிலை ஆட்டி விடுவேன் என்று சொன்னானாம் உடனே அந்த நெசவாளி பக்கத்தில் இருந்த குச்சியை பார்த்து அரசன் கேட்டான் ஆயிரானாம் இது என்ன குச்சி என்று கேட்கும் பொழுது அப்புறத்தில் என் மனைவி தானியங்களை காய வைத்துக் கொண்டிருக்கிறாள் பறவைகள் அதை தாக்கி விடாமல் இந்த கயிறை ஆட்டினால் அப்புறத்தில் இருக்கும் ஒரு கொடி கருப்பு கொடி ஆடி அந்த இடத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து பறவைகள் வராதல்லவா அதனால்தான் இந்த கொடி என்று சொன்னானாம் உடனே நெசவாளி இடுப்பில் இருந்த மணிகளை பார்த்த அரசன் இது என்ன மணி என்று கேட்டானாம் என் வீட்டில் ஒரு எலி இருக்கிறது அந்த எலியின் தொல்லை தாங்க முடியவில்லை அதனால் தான் இந்த மணியை ஆட்டினால் அந்த எலிகள் வெளியே சத்தம் கேட்டு வெளியே போய்விடும் அல்லவா அதனால் தான் இந்த மணி என்று சொன்னானாம் உடனே பத்து குழந்தைகள் அவன் ஜன்னல் வழியே நெசவாளி வீட்டின் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அரசன் கேட்டானாம் உடனே அந்த நெசவாளி இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது என் வாய் சும்மாதானே இருக்கிறது அவர்களுக்கு என்னால் எந்த பாடங்களை கற்பி விடுவிப்பேன் என்று சொன்னாராம் உடனே அவர்கள் ஏன் வெளியே இருக்கிறார்கள் உள்ளே வரலாம் அல்லவா என்று கேட்டானாம் அவர்கள் காதுதானே என் என் கற்பிப்பதை கேட்கப் போகிறது அதனால் அவர்களை வெளியே உள்ள மணல்களை குலைக்க சொல்கிறேன் நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது அதை காதால் கேட்டு அவர்கள் கால்களால் அந்த மணல்களை குழப்பி விடுவார்கள் என்பதால் அவர்களை வெளியே இருக்க சொல்கிறேன் என்று சொன்னான் உடனே இது மட்டுமல்ல என் மனைவி ஒரு கிரேக்கத்து பெண் ஒரு நாளுக்கு பத்து வார்த்தை கிரேக்க வார்த்தைகளை சிலேட்டில் எழுதிவிட்டு இந்த வேலைகளை செய்தவுடன் அதையும் அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த நெசவாளி சொன்னானாம் உடனே அரசன் வியந்து போய்விடுகிறான் ஒரு மனிதனால் ஒரே நேரத்தில் இவ்வளவு வேலைகளை செய்ய இயல்கிறதா நாம் ஒரு போரிற்கு தோல்வி அடைந்து விட்டோமா தோல்வி அடைந்து விட்டோம் எனால் எவ்வளவு சோர்வு கொள்கிறோம் அந்த அதை போல சோர்வு கொள்ளக்கூடாது இந்த நெச இந்த நெசவாளியைப் போல ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்து நம் சோம்பேறித்தனத்தை விரட்டி அதனால் நம்மளுக்கு கிடைக்கும் தோல்விகளை நாம் அகற்ற வேண்டும் என்று நினைத்த அரசன் இந்த நெசவாளி தான் நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றவுடன் அரண்மனை அரண்மனைக்கு அந்த நெசவாளியை அழைத்து பொற்காசுகளும் தருகிறார் இந்த நெசவாளியை வைத்தே தன் மக்களுக்கு நாம் ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சோம்பேறித்தனத்தை துரத்த முடியும் என்று அந்த அரசன் பல மக்களுக்கு பல மக்களுக்கு முயற்சி கொண்டு இதை சொல்கிறானாம் உடனே அந்த மக்கள்களும் கேட்டுக்கொள்கிறார்கள் இதுதான் இந்த அரசரின் கதை நன்றி